த ஆர்ட் ஆஃப் லவ்விங் காதல் கலை பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் நல்லா கேட்டுக்கங்க நான் கணவன் மனைவி கணவன் மனைவின்னு பேசுவேன் ஆனால் இந்த சப்ஜெக்ட் கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது அம்மாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கும் செட் ஆகும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சைக்காலஜி பற்றி பேச போகிறேங்க அது கணவன் மனைவின்னு பேசினா ஜாலியாக இருக்குது அதுக்காக அந்த டாபிக் எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இங்கே பாருங்க கணவன் மனைவிக்கு ஏன் தெரியுமா ஒற்றுமை இல்லாமையே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம் அது காரணம் என்னன்னா பெண்களின் இயல்பே வேற ஆண்களின் இயல்பே வேற பெண்களின் உலகமே வேற ஆண்களின் உலகமே வேற பெண்கள் வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க ஆண்கள் வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க பெண்களின் குண அதிசயங்களே வேற ஆண்களின் குண அதிசயமே வேற பெண்கள் வேற ஜந்து ஆண்கள் வேற ஜந்து இந்த ரெண்டு ஜந்து ஒன்னா இருந்தா அப்படித்தான் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு தெருவழி நடக்கிறீங்க நல்லா கேட்டுக்கங்க ஒரு தெருவழி நடக்கிறீங்க ஒரு நாள் ஒரு குட்டி நாய் அழகா இருக்குது குட்டி நாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கு என்ன பண்ணுவீங்க பக்கத்துல போய் ஐயோ என் செல்லம் ஸ்வீட் செல்லம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கொஞ்சிட்டு போறீங்களா அடுத்த நாள் அதே தெருவில் போறீங்க சும்மா ஒரு அடிக்கு ஒரு நாய் இருக்கு ரொம்ப அழகாவும் இல்லை அசிங்கமாவும் இல்லை ஒரு நாய் இருக்கு என்ன பண்ணுவீங்க நேத்து கொஞ்சன மாதிரி ஸ்வீட் சொல்லணும்னு கொஞ்சம் மாட்டீங்க பார்த்துட்டு பேசாம போயிருவீங்களா மூணாவது நாள் அதே தெருவில் போறீங்க இவ்வளவு பெரிய நாய் நிக்குது நாக்க தொங்க போட்டு அப்படிங்குது என்ன பண்ணுவீங்க அதுகிட்ட போயிட்டு என் சீர் சொல்லும் உனக்கு எவ்வளவு பெரிய நாக்கு பாரு பல்ல எப்படி இருக்கு பாருன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க என்ன பண்ணுவோம் பயந்து அப்படியே சுத்தி அப்படி போயிருவோமா புரிஞ்சுக்குங்க அந்த நாயை நம்ம மாத்தல நாம தானே மாறிக்கிட்டோம் அடுத்த நாள் அதே தெருவில் போறீங்க ஒரு பாம்பு வருது இப்போ முதல் தடவை கொஞ்சனீங்க ரெண்டாவது தடவை பார்த்துட்டு பார்க்காம போனீங்க மூணாவது தடவை சுத்தி போனீங்க இப்ப பாம்பு வரும்பொழுது இந்த மூணு விதம் நடந்துக்கலையா நாலாவது புதுசா என்ன பண்றீங்க நாலு ஸ்டெப் பின்னால போய் நிக்கிறீங்க பாம்பு ஊர்ந்து போனோடனே ஐயோ எவ்வளவு தொண்டி பாம்பு அப்படின்ட்டு நடந்து போறீங்களா இது புதுசா இருக்கா உங்களுடைய பிஹேவியர் அடுத்த நாள் அதே தெருவில் போறீங்க ஒரு சிங்கம் நிக்குது அதுகிட்ட போயிட்டு என் செல்ல சிங்கம் உனக்கு பிடரி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கொஞ்சிட்டார் பக்கத்தில் போய் இல்ல பார்த்துட்டு பார்க்காம பேசாம போவோமா இல்லை நாலு ஸ்டெப் பின்னால் போவோமா இல்லை அப்படி பயந்து இப்படி போவோமா புதுசாக ஒரு ஆக்ஷன் என்னது பிச்சு பிடுங்கிட்டு ஓடுவோம் பில்லங்கால் பெடல் அடிக்கிற அளவுக்கு இதுலேருந்து என்ன தெரியுமா புரிஞ்சிருச்சு இந்நேரம் புரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எதுகளும் மாறாதுங்க அதுகெல்லாம் மாறாதுங்க நம்ம தான் மாறிக்கணும் எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம தான் கற்றுக்கணும் அது அப்படித்தான் இருக்கணும் இதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங் புரிஞ்சுக்கங்க அவங்க அவங்க அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள மாற்ற முடியாது நம்ம மாறிக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லவ்விங் காதல் கலை அதாவது என்னன்னா ஒரு பெண் பெண் மாதிரி தாங்க இருப்பாங்க அவங்கள ஆண் மாதிரி மாற்ற முடியாது உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஆண் மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள பெண்ணா மாற்ற முடியாது எங்க ஒரு சண்டை வருதுன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ஒரு ஆணை என்ன மாதிரி நீயே இருக்க மாட்டேங்கிற இரு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா அங்கதான் முரண்பாடு உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஏய் நீ ஒழுங்கா என்ன மாதிரி இருன்னு சொல்லி இழுக்கும் பொழுது அங்க மட்டும்தான் சண்டை வரும் அவங்க அவங்க மாதிரி இருந்து நீங்க உங்களை மாதிரி இருந்தா உலகத்தில் யாருக்குமே சண்டை வரவே வராது ஒற்றுமையாக மட்டும்தான் இருப்போம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு மொத்தம் ஐம்பது வித்தியாசம் இருக்கு உலகத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வர சண்டைக்கு அடிப்படை காரணம் ஐம்பது உடலில் வரும் நோய்க்கு காரணம் அஞ்சு சண்டை காரணம் ஐம்பது இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த ஐம்பது காரணத்தையும் பார்க்க போறேங்க ரொம்ப சிம்பிள் ஒன் அவர் இருந்தால் போதும் ஐம்பது காரணத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கணவனுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா சி இது புரியாம தான் சண்டை போட்டமான் இருக்கும் சரிங்களா இந்த ஐம்பது காரணத்தை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இல்லை கவனமாக கேளுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ஆண் தன் மனதில் ஒரு குழப்பம் வந்தா எப்படி தெரியுமா தீத்துக்குவாரு தனியா உட்காந்து ரொம்ப நேரமா டொயின்னு யோசிச்சார்னா யோசிச்சாருன்னா அவருக்கு அவரோட மனக்குழப்பம் தீந்து போயிடும் இது ஆண்களின் உலகம் சரிங்களா பெண்களுக்கு ஒரு மனக்குழப்பம் வந்தா எப்படி தீர்த்துக்குவாங்கன்னா இந்த ஆண்கள் மாதிரி தனியா உட்காந்து ட்ரையும் ட்ரையும் ட்ரையும் யோசிச்சாலாம் தீராது பெண்கள் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க இது அப்படி அது அப்படி இது இப்படி இது இப்படி இப்படின்னு பேசி பேசி பேசி பேசி பேசி பேசி பேசி பேசி தீர்ந்து போயிடும் புரிஞ்சுக்குங்க ஆண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா தனியா உட்காந்து டொய்யும் டொய்யும் டொய்யின்னு யோசிச்சாருன்னா தீரும் பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா நல்லா கேட்டுக்கங்க யார்கிட்டயாவது பேசணும் இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு பேசினா தீர்ந்து போயிடும் ரெண்டு பேரும் வேற வேற உலகம் தானே வேற வேற பிஹேவியர் தானே இது புரியாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எங்க ஒற்றுமை இல்லாம போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு கணவன் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அதில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பத்து பேர்த்தில் அஞ்சு பேர் வந்து சார் நாளைக்கு நாங்கள் அஞ்சு பேர் வரமாட்டோம் எனக்கு நாலு நாள் லீவ் வேணும் அர்ஜென்ட் அப்படின்னு போயிட்டாங்க எப்படி இருக்கும் கம்பெனிஸ் நடத்திட்டு இருக்கீங்க அஞ்சு பேர் வரலையா மண்டையில் ஒரே குழப்பமாயிருமா இப்போ என்ன பண்ணுவீங்க உட்காந்துட்டு ஒரே குழப்பமா இருக்குமா நாளைக்கு அஞ்சு பேர் வரலன்னா எப்படி சரக்கு சப்ளை பண்ணுறதுன்னு யோசிப்பீங்களா வீட்டுக்கு வந்து இந்த கணவன் என்ன பண்ணுவார் தெரியுமா டிவி பார்க்குற மாதிரி நடிப்பார் நல்லா கேட்டுக்குங்க டிவி பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நாளைக்கு எப்படி கம்பெனி யோசிப்பாரா இது இவர் யோசி முடிச்சுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க நல்லா கேளுங்க இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க சமையல் பண்ணிட்டே பார்ப்பாங்க இவர் என்னமோ யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க எல்லா மனைவிக்கு என்னன்னா தன் கணவன் யோசிச்சா என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சே ஆகணும் இல்லை மண்டை வெடிச்சிடும் பக்கத்தில் வந்து டீ பாயை சரி பண்ணுற மாதிரி எங்க என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு என்னங்க அப்படிம்பாங்க உலகத்தில் உள்ள எல்லா கணவனும் ஒரே மாதிரி பொய் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லையே சும்மா அப்படிம்பாங்க இந்த மனைவி நம்மளை மாதிரி போயிடுவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இல்ல அவர் என்னமோ யோசிக்கிறாருன்னு மறுபடியும் பக்கத்துல வந்து ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க அப்படிம்பாரு எல்லா ஆண்களும் மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லுவாங்க ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு ஏங்க யோசிக்கும் போது மூஞ்சியை பார்த்தா தெரியுமா தெரியாதா மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியுமா தெரியாதா தெரியும் ஒரு ஆம்பளை யோசிக்கும் போது மூஞ்சி காட்டி கொடுத்துருங்க இந்த பெண்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி இந்த ஆம்பளைய ரொம்ப புத்திசாலி மாதிரி பண்ணும் இல்லையே அப்படிம்பாங்க அப்போதாங்க கோவம் அந்த பொண்ணுக்கு பாரு என்னமோ யோசிக்குது நம்மகிட்ட சொல்லவே மாட்டேங்குது நம்ம மட்டும் ஓட்டாய வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறோம் இதுக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்றது இல்லை அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போதுதான் சண்டை ஒரு விஷயம் சொல்றேன் உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் சொந்தமா யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கணும் கேட்டா எல்லாரும் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா காரணம் ஆண்கள் சொந்தமா யோசிக்கும் பொழுது குறுக்க யாராவது பேசி அவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணா ஸ்பெண்ட் பண்ணா அந்த அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா ஸ்பான்டேனியஸ் அந்த தொடர்ச்சி விட்டுரும் இதுக்கு பயந்துட்டு தான் ஒண்ணுமில்லைன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு ஆண் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் முழுசா கவனிக்க முடியும் ஆனால் ஒரு பெண் ஒரே நேரத்தில் பதினாறு விஷயத்தை முழுசா கவனிக்க முடியும் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஒரு ஆண் டீ பார்த்துட்டு இருக்காரு மனைவி என்னங்க அப்படின்னா போதும் திரும்பிடுவாரு சொல்லுமா அப்படி பாப்பாரு அந்த ரெண்டு நிமிஷத்துல டிவியில் வந்த டைலாகு இந்த ஆம்பளைக்கு தெரியாது ஏன்னா ஒன்று டிவி பார்ப்பாரு இல்லை உங்ககிட்ட பேசுவார் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை டிவி பார்க்கும்போது கூப்பிடுங்க ஏமா அந்த பனியன் எங்கே வச்ச அப்படின்னு கேட்டு பாருங்கள் கண்ணு திரும்பவே திரும்பாது டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு ட்ராக் செகண்ட் ட்ராக் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த பச்சை பீரோவில் மூணாவது ட்ராக்கில் என் புடவை கீழ் இருக்கு இது தனி ட்ராக் அட் அ டைமில் two track three track up to sixteen track வரை கெப்பாசிட்டி இருக்குது ஒரு பெண் சமையலும் பண்ணிட்டு இயர்போன்ல அவங்க அம்மாவுக்கு ஊர்லயும் பேசிட்டு பக்கத்து வீட்டு ரேடியோல எஃப்எம் பாட்டமும் கேட்டு தேர்ட் ட்ராக்கு இவங்க வீட்டு டிவி சீரியலையும் பார்த்துட்டு ஃபோர்த் ட்ராக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது ஃபிஃப்த் ட்ராக்கு கிட்ட வம்பெழுத்துட்டு மாமியாட்ட சண்டை போட்டிருப்பாங்க எந்த ஆம்பளையாலையும் முடியாது புரிஞ்சுக்குங்க ஒரு பெண்ணுடைய இயல்பு என்னன்னா ஒரே நேரத்தில் பல விஷயங்களை அட் அ டைம்ல முழுசா கவனிக்க முடியும் இந்த கெப்பாசிட்டி உலகத்தில் எந்த ஆம்பளுக்கு கிடையாது அதனால இந்த ஆண்கள் யோசிக்கும் போது ஏன் டென்ஷன் ஆயிடுறாங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது உங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க யோசிக்க முடியாது இன்னொன்னு சொன்னா அது தீர்வு கிடைக்காதுங்க அதனால ஆண்களின் உலகம் அவ்வளவுதான் அதனால புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து கேட்டுக்குங்க பெண்கள் ரிக்வஸ்ட் பண்றேன் ஆண்கள் யோசிக்கும் பொழுது நீங்க பக்கத்துல போய் என்னங்க யோசிக்கணும்னு கேட்டு அவங்க ஒண்ணும் என்னன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஆண்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு பெண்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் வேற ஒரு டிக்ஷனரி இருக்கு நான் கடைசியா காமிக்கிறேன் அந்த டிக்ஷனரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா எழுதியிருக்கும் ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட போய் அவர் சொந்தமா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்டு அவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் பெரிய அர்த்தம் இருக்கு பிளீஸ் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்கேன் அது ஆஃபீஸ் விஷயம் உனக்கு தேவையில்லாது உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை தயவு செய்து நான் தனியாக விட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் யோசிக்கணும் ப்ளீஸ் என்னை தனியாக விடு அப்படின்னு கதறாருன்னு அர்த்தம் அவ்வளோ பெரிய லாங் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே வார்த்தையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அதனால் பெண்களுக்கு ரிக்கெட் சொல்கிறேன் தயவு செய்து ஆண்கள் யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்னா நீங்கள் ரொம்ப குழம்பு போய் டென்ஷன் ஆகி கோவப்படாதீங்க ஆண்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அவர் பக்கத்திலேயே போகாதீங்க சுத்தி சுத்தி வாங்க ஆனா பேசாதீங்க உடனே கேட்பீங்க எப்ப பேசலான்னு ஒண்ணு இல்ல உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு யோசிக்கும் போது பேச மாட்டாங்க யோசிச்சு முடிவெடுத்த உடனே அடுத்த செகண்ட் மனைவிட்ட தான் பேசுவாங்க நீங்க என்ன பண்ணுங்க அவர் யோசிக்கும் போது சுத்தி சுத்தி வாங்க அங்கே இங்கே போயிட்டு இருங்க உங்களை பார்க்கவே மாட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இந்த ஆண்கள் பல பேர் டிவி பார்க்குற மாதிரி எந்திரி உட்காந்துருக்காங்க டிவி பார்க்க மாட்டாங்க டிவி பார்க்குற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க வெளியிருந்து பார்க்கறக்கு டிவி பார்க்குற மாதிரி இருந்தால் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி நடிச்சிட்டு இருப்பாங்க பேப்பர் படிக்கணும் நடிச்சிட்டு இருப்பாங்க உள்ளே ஓடிட்டு இருக்கும் யோசனை ஆண்கள் எப்பவுமே கோக்கல் இருப்பாங்க ஒரு கோகை அந்த கோகை தான் அந்த மண்டை புரிஞ்சுக்குங்க அதனால் பெண்கள் ஆண்கள் யோசிக்கும் பொழுது ஒன்றும் கேட்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் அவங்க யோசிச்சு முடிச்ச உடனே அவங்களா வாயை திறந்து கேட்பாங்க ஏமா நீ எங்கே இருக்கேன்னு அது வரைக்கும் கண்ணே தெரியாது அதுகளுக்கு ஆனா எங்க இருக்கேம்பாங்க அவங்க எப்ப உங்ககிட்ட பேசுறாங்களோ அப்ப யோசிச்சு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா யோசிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க யோசிச்சு முடிச்ச உடனே உடனே உண்மையை சொல்லுவாங்க இப்ப நீங்க அவர் கூப்பிட்டார் இல்லையா அப்ப போய் எங்க ரெண்டு மணி நேரமா பார்த்துட்டு இருந்தேன் என்னமோ யோசிச்சுட்டே இருந்தீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யோசிச்சு முடிச்சிட்டாரா இப்போ உண்மையை சொல்லுவாரு என்ன யோசிச்சு முடிச்சாச்சு இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு உண்மையை ரெண்டே வரியில திருக்குறள் மாதிரி சொல்லுவார் ஒண்ணு இல்லம்மா ஆபீஸ்ல அஞ்சு பேர் லீவ் போடுறேன்னு சொன்னாங்களா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஆண்கள் உண்மையை தாங்க சொல்லுவாங்க எந்த பெண்ணும் நம்பவே மாட்டாங்க இல்லை வேற என்னமோ இருக்குது ரெண்டு மணி நேரம் யோசிச்சுட்டு ஆபீஸ் அஞ்சு பேர்னு லீவுன்னு பொய்யா சொல்றேன் இரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் தான் பிரச்சனை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஆண்கள் எப்பவுமே சின்ன விஷயத்த ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்க இப்போ இந்த மாதிரி புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வீட்டில் ஒற்றுமை இருக்குமா இல்லையா அவன் கேரக்டர் புரிஞ்சு ஒழுங்கா நடந்துக்கிட்டா ரெண்டு பேத்துக்கும் கோபம் டென்ஷன் பயம் இல்லை இல்லை இது ஆண்கள் உலகம் சரிங்களா அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களுக்கு வீட்டில் யோசிக்கும் போது அவங்கள தனியாக விடுங்க அப்பத்தான் அவங்க யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வருவாங்க இல்லைன்னா எங்கெங்க போய் யோசிப்பாங்க அவங்க யோசிச்சு பாருங்க வீடு தான் இருக்கு அங்கே தான் வந்து யோசிப்பாங்க இது ஆண்கள் அடுத்து பெண்களுக்கு வரேன் பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா என்ன பண்ணா சரி பண்ணிக்கலாம் தெரியுமா இந்த ஆண்கள் மாதிரி டொங்கி டொங்கி டொய்யின்னு யோசிச்சாலாம் தீராது பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா யார்கிட்டயாவது பேசணும் அதுலேயும் குறிப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் தான் வேணும் அவரை உட்கார வச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க ஆண்கள் எப்படி சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்களோ பெண்கள் சின்ன வயசு ஜவ்வு மாதிரி பேசுவாங்க இந்த ஆண்கள் உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கணும் ஒன்றரை மணி நேரம் குட்டி பிரச்சனை ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க ஆண்கள் உட்கார்ந்து கேட்கணும் உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ற தப்பு என்ன தெரியுமா மனைவி ஒன்றரை மணி நேரம் பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்றது நீ சொன்ன பிரச்சனைக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணா நல்லது இப்படி பண்ணா நல்லது ஹலோ எந்த ஆம்பளையாவது உங்க மனைவி உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது அவங்க மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா அந்த மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும் யோ உன்னை யார் இப்ப ஐடியா சொல்ல சொல்லலாம் பேசுறத கேட்டா போ புரிச்சுக்கங்க பெண்கள் எப்பொழுதுமே ஆண்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றது ஐடியா கேட்கறதுக்கு கிடையாது அவங்களுக்கு தெரியாத ஐடியாவா பெண்களுக்கு ஆண்கள் தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசுறது பிடிக்குங்க ஸோ இவங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக நாலு பிரச்சனை தூக்கிட்டு ஓடி வராங்க ஸோ புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயம் முடிச்சுக்கங்க எந்த ஒரு மனைவியும் தன் கணவன் கிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு பிரச்சனை சொல்றதே இல்லை ஏன் தெரியுமா என்ற ஒரு மனைவியும் தன் கணவனை புத்திசாலின்னு நினைச்சதே கிடையாது நீங்க தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி புத்திசாலி மாதிரி அவங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல உங்களை ஸோ அதனால பெண்கள் ஆண்கள் கிட்ட பிரச்சனையை பத்தி நிறைய பேசும்போது எப்படி தெரியுமா கேட்டா அவங்களுக்கு பிடிக்கும் ஐடியாவே ஐடியாவே கொடுக்காம ரியாக்ஷன் கொடுத்தா பிடிக்கும் பாருங்க கேட்கும்போது அவங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க நோ ஐடியா நோ குறுக்க பேசிங் சரியா ஜஸ்ட் பாருங்க ரியாக்ஷனிங் பாருங்க ஓ அடா அப்படியா அடா ஓஹோ அவ்வளோ அப்படி மட்டும் ரியாக்ஷன் கொடுத்து பாருங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் என் புருஷன் ரொம்ப நல்லா வரும்பாங்க ஐடியா கொடுத்தா கோவரம் அவங்களுக்கு ஸோ புரிஞ்சுக்குங்க பெண்கள் பேசும் பொழுது ஆண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க சந்தோஷம் கிடைக்குது ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னா அப்ப பெண்கள் பேசும்போது நிம்மதி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறத ஜஸ்ட் கேளுங்க ரிசீவ் பண்ணுங்க இங்க பாருங்க அவங்க பேசும்போது நல்லா கவனிச்சு கேட்கணும் நீங்க பேசும்போது செல்போன் நோண்டிங்கன்னா கோவம் வரும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு அப்படின்னு செல்போன் பேசி செம கோவம் வரும் ஏய் இங்க கேட்கறே செல்போன் நோண்டியாம்பாங்க அப்புறம் பேசும்போது டிவி பார்க்கக்கூடாது பேப்பர் படிக்கக்கூடாது அவங்கள மட்டும்தான் பார்க்கணும் இவருங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க உங்களுக்கு செல்போன்ல ஒரு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் வரும் அது தொடக்கூடாது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க நேற்று ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு செருப்பு அஞ்சு போச்சு அஞ்சு போச்சுங்க அப்புறம் அஞ்சு ரூபா கொடுத்துச்சு முக்கியமான விஷயம்லாம் பேசிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் ஒருபடி வரக்கூடாது கோவம் வந்துடும் அவங்களுக்கு ஸோ பெண்கள் பேசும்போது அவங்க ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க அதுலேயும் அவங்க பேசுறத ரிசீவ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது அன்னைக்கு சொன்ன இல்லான்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி பாருங்க என் கணவர் நான் பேசும்போது அப்சர்வ் பண்றார் நினைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சந்தோஷம் இங்க பாருங்க ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க சரியா பேசி முடிச்சிருவாங்க கெஸ் வாங்குவாங்க ஹலோ முடியல ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு உடனே ஐடியா கொடுக்கக்கூடாது செகண்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா பேசுவாங்க ஒரு பிரச்சனை சொன்னாங்க இல்லையா அந்த பிரச்சனைக்கு ஐந்து விதமான தீர்வு சொல்லுவாங்க இவங்களே பிரச்சனை இவங்களே தீர்வு என்ன சொல்லுவாங்க எங்க நான் ஒரு பிரச்சனை சொன்னேன் இல்லையா அதுக்கு இப்படி பண்ணலாங்க இல்ல இல்லைங்க அப்படி வேண்டாங்க இப்படி பண்ணலாங்க அஞ்சு விதமான ஐடியா கொடுப்பாங்க சொல்யூஷன் தீர்வு அந்த அஞ்சு விதமான ஐடியா கொடுக்கும் பொழுது ஆண்கள் இது கரெக்ட் அது கரெக்ட்னு சொல்லக்கூடாது அதுவும் பிடிக்காது பெண்களுக்கு அவங்க சொல்லும் பொழுது ஓஹோ ஆமா அப்படியா அப்படி பேசாம இருக்கணும் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும் கெஸ் வாங்குவாங்க அவங்க மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கணும் third round the final countdown climax third round எப்படி தெரியுமா இருக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிரச்சனை செகண்ட் ரவுண்டில் அஞ்சு விதமான தீர்வு தேர்ட் ரவுண்டில் இந்த அஞ்சு விதமான தீர்வில் எது நல்ல தீர்வு த பெஸ்ட் சொல்யூஷன் அவங்களா சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுட்டு ஏங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியா டீ வேணுமா காஃபி வேணுமா கேட்பாங்க ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டீங்க இல்லையா வாங்கி குடிச்சிட்டு பேசாம போயிட்டே இருக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பெண்களுக்கு கணவன் என்பது டம்மி பீஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டில் இருந்தீங்கன்னா குறும்பு உருப்படும் உங்க திறமை உங்களுடைய பதில் உங்களுடைய கேள்வி ஞானம் உங்களுடைய திறமையெல்லாம் ரோட்ல காட்டுங்க யார்ட்டையோ காட்டுங்க தாட்டிட்ட மட்டும் காட்டாதீங்க மூஞ்சிலே குத்துவாங்க அவங்ககிட்ட அவங்க பேசும்போது உட்காந்து பேசாமல் கேட்கணும் ஸோ புரிஞ்சுக்கங்க நான் தமாசா சொன்னேன் சீரியஸாக சொல்கிறேன் ஆண்கள் தனியாக உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு சக்தி அதிகமாகுது பெண்கள் மற்றவங்கிட்ட பேசும்போது குறுக்க யாரும் பேசாம அவங்க கேட்டாங்கன்னா பெண்களுக்கு சக்தி அதிகமாகுதுங்க இதை தான் சொல்ல வரக்காக ஜோக்கா சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா அதனால ஒரு ரிக்வஸ்ட் சொல்றேன் ஆண்கள் தயவு செய்து தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் மனைவி பேசுறத உட்கார்ந்து ஊங்கொட்டியே ஆகணும் மினிமம் ஒன் ஹவர் அவங்களுக்கு பத்தாது மினிமம் ஒன் ஹவராவது ஊங்கொட்டி ஆகணும் என்னமோ பேசிட்டோம் இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா பெண்கள் வந்து பேசும்போது ஏ உருப்படியாக அதை பேசிடி அப்படிம்பாங்க இங்க பாருங்க எது உருப்படி எது உருப்படி எது சொல்லி அவங்களுக்கு பேசினா பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கேட்டு போக வேண்டியதானே அதனால எல்லா கணவனும் உங்க மனைவி நிம்மதியா இருக்கணும்னா டெய்லி ஒரு மணி நேரம் போன்லயோ நேர்லயோ உட்கார்ந்து அவங்க பேசுறத உட்கார்ந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணணும் சந்தோஷமா தூங்கிடுவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டு ஆண்கள் சொந்தமா யோசிக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க புரிஞ்சுக்குங்க ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் யோசிக்கும் போது குறுக்கு குறுக்கு பேசுறதுதான் ஒண்ணு இல்லைங்க உங்க வீட்டு ஆம்பளைய கோவப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒன்னே ஒன்று பண்ணீங்கன்னா போதும் கரெக்டா பத்து நிமிஷம் ஒருக்கா என்னங்க என்னங்க பத்து நிமிஷம் ஒருக்கா சொல்லி பாருங்க வீட்டு ஓடி போயிடுவாங்க ஏன்னா ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னங்க என்னம்மா இது விட்டுருவாங்களா ஒன்றும் இல்லைங்க சும்மா கூப்பிட்டு சரிம்மா மறுபடியும் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆயிரும் அதுக்குள்ள நீங்க என்னங்க என்னம்மா எங்க அம்மா வந்தாங்க சரி என்னங்க பையன் கீழே விழுந்துட்டான் சரி என்னாகும் ஒரே கோபுரமா சனியை வீட்டில் தொந்தரவுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க உண்மையிலங்க ஒரு ஆண் வேலையை விட்டா நேரா வீட்டுக்கு வருவார்னா எந்த வீடு தெரியுமா அந்த வீட்டில் மனைவி இவர் சொந்தமா யோசிக்கும் போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் கணவர்கள் நேரடியா வீட்டுக்கு வர்றாங்க இல்லைன்னா எங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நிறைய பார்க்ல பாருங்க நிறைய ஆம்பளைங்க தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன் தெரியுமா வீட்டில் போனால் தொந்தரவுன்னு சொல்லி வந்து பார்க்கில் வந்து உட்காந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அப்புறம் கூப்பிட்றேன் சுண்டல் வாங்கி சாப்பிட்றதா மீட்டிங் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் சேர்ந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு ஆண்கள் ஒன்னா உட்காந்து தன் தன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க எப்படி தெரியுமா ஒண்ணுமே பேச மாட்டாங்க பேசாம உட்காந்துருப்பாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு நாள் உட்காந்துட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் தேங்க்யூன்ட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க ரெண்டு பெண்கள் சேர்ந்து எப்படி நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க ரெண்டு பெண்கள் பேசுறத கேட்டிருக்கீங்களா கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்து கேட்டு பாருங்க ஒரே காமெடியா இருக்கும் ரெண்டு பெண்கள் பேசும் பொழுது முதல்ல ஒரு பெண் ஆரம்பிப்பாங்க எங்க வீட்டுக்கார அப்படி பையன் இப்படி பொண்ணு அப்படி அப்படின்னு இந்த இன்னொரு அம்மா என்ன பண்ணுவாங்க இன்னொரு லேடி பாருங்க ஐடியாவே கொடுக்க மாட்டாங்க ஆமாக்கா அப்படிதான்க்கா சரிதான்க்கா ஆமாக்கா அப்படிதான்க்கா அப்படிதான் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்பெச் கேட்கவே மாட்டாங்க சும்மா ஆமாக்கா அப்படிதாக்கா ஆமாக்கா சரிங்கக்கா நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு எதுக்குமே குறுக்க பேச மாட்டாங்க இந்த லேடி எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சோன்னே அந்த லேடி யாருமே ஏன் புருஷ் இப்படிதாங்க்கா தாங்க அப்படி இந்த இந்த அம்மா மாறிடும் ஆமாக்கா அப்படிதாக்கா இப்படி முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும் ஆண்கள் ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருந்தா பிரச்சனை தீரும் பெண்கள் பேசிட்டு இருந்தா பிரச்சனை தீரும் முடிஞ்சு போச்சு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா கடைசி என்ன சொல்றோம் பெண்கள் பேசும்போது சக்தி கிடைக்குது ஆண்கள் சும்மா இருந்தா சக்தி கிடைக்குது ரெண்டு பேரும் வேறு வேறு துறவம் தானே பெண்களுக்கெல்லாம் ஒரே கோபம் இவர் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு அவர் பேச மாட்டாரு ஆண்களுக்கு ஒரே கோபம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்னு சோ இயல்பு இயற்கை அப்ப இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா இனிமேல் ஒழுங்கா இருக்கலாமா வீட்டுல அதனால நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க உங்க ஆண் உங்க கணவர் உங்க வீட்டையே கதின்னு இருக்கணும்னா அவர் யோசிக்கும் போது குறுக்க போய் பேசாதீங்க இதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்க எந்த ஆணும் வீட்டோடு வெளியே போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு மனைவி கிட்ட டெய்லி ஒரு மணி நேரம் பேசும்போது ஊங்கட்டுங்க நீங்க அவங்க பேசுறது மட்டும் கேட்டீங்கன்னா சொத்து நகை எதுவுமே வேண்டாங்க படுத்து நிம்மதியாக தூங்கிடுவாங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் இதுதான் ஐம்பது பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் இன்னும் நாற்பத்தொன்பது பாயிண்ட் இருக்கு